வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஃபிஃப்டின் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் செல் கால் வந்தபடி இருந்ததுனால நமக்கு அப்படியே அந்த செல்லிங் ட்ரெண்ட் வந்து இன்றைக்கி கண்டினியூ ஆகிட்டுருக்கு நம்ம நிஃப்டியும் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ நிஃப்டியில் இப்போதைக்கு என்ன மார்க்கெட் மொமெண்டம் போய்கிட்டு இருக்குன்ட்டு நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஸ் டேனுடைய பையிங் ட்ரெண்ட் கண்டினியூஷன் இருந்தனால நமக்கு வந்து க்ரீன் கலரில் கேண்டில் வந்து ஷோ பண்ணுது ஸோ இதில் கேண்டில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோம் பை ட்ரெண்டாக க்ரீன் கலர் செல் ட்ரெண்டாக ரெட் கலர்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஆல்ரெடி நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டு வந்து ப்ரீஸ் டே கண்டினியூஷன் போயிட்டுருக்கு பட் நிஃப்டியில் இன்னும் டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகலை இதில் கால்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது ஸோ இப்போ கரண்ட்டில் பை கால் இருக்குன்னா அடுத்த கால் வந்தால் செல் கால் தான் வந்து வரும் ஸோ இப்போ மார்க்கெட்டும் வந்து நல்ல ஒரு கேப் டவுனில் ஆக்சுவலி ஓப்பன் ஆயிருக்கு ஏன்னா ப்ரீவியஸாக க்ளோசிங் ட்ரேடிங் பாருங்கள் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே இருக்குது இப்போ ட்ரேடிங் வந்து த்ரீ எயிட்டி ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ நமக்கு வந்து கால் ஜெனரேட் ஆச்சு ஸோ கால் ஜென்ரேட் ஆயிடுச்சு ஆக்சுவலி ஸோ நமக்கு இப்போ செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு sell at seventeen thousand three eighty two fifty so இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நிஃப்டியில் ஒரு லாட் வந்து செல் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி தான் இதில் கால்ஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகாது ஆல்ரெடி இருக்க காலுக்கு ஆப்போசிட் கால் தான் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட பை கால் இருந்தனால நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம ப்ரீவியஸ் டேனுடைய செல்லிங் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கண்டினியூஷனாக போய்கிட்டு இருக்கு ஸோ செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செவன்டீன் த்ரீ எயிட்டி டூ ஃபிஃப்டியில் வந்து நமக்கு செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்திருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் நமக்கு இதில் ஃபஸ்ட் டாரட்டாக நிஃப்டியில் ஷோ பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா seventeen thousand thousand three thirty nine வந்து ஷோ பண்ணுது ஸோ த்ரீ எயிட்டி டூவில் வந்தது த்ரீ தேர்ட்டி நைனை ரீச் அவுட் பண்ணுதான்றது தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் கேண்டில் கலரோட ஸோ ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் கலர்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும் ஸோ இது யார் வேணாலும் பார்த்தோம்னா புரிஞ்சுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சிம்பிளாக இருக்கணுன்றக்காண்டி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி நமக்கு ஆக்சுவலி ஓப்பனிங் மொமெண்டம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்பீடாக இருக்குன்றனால நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் அட் ரேஞ்ச் வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்குது செவன்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி டூவில் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா seventeen thousand three forty range வரைக்கும் டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் செல்கா ஜெனரேட் ஆனது ஒரு டூ மினிட்ஸில் நமக்கு மொமெண்டம் கொடுத்துச்சு அடுத்து ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் செவன் மினிட்ஸ் கழிச்சுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கேன் டி seventeen thousand five hundred put option so அந்த புட்